இனிமேல் அடி மேல அடி மேல அடி மேல அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும் இந்த வீடு என் கண் முன்னாடியே உடைஞ்சிட்டு இருக்கு நீ என்னை தாண்டி எங்கேயோ போயிட்டட அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும் ஏன் சொல்லு நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும் உனக்கு கிரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம் ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பார்ப்பாங்க கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகன் குடும்பம்னா குறை இருக்கும் தான் ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான்